நெக்ஸ்ட் வாட் அம்மா நெக்ஸ்ட் ரெஸ்ட்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்குனா ரோஹினிக்கு வந்து பர்த்டே அதனால நான் கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்புறம் வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் கேக் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் யூஸ் பண்ணி சீஸ் கேக் வந்து செய்ய போகிறேன் செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாதான் சாயந்தரம் வந்து நல்லா செட் ஆகி கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் லேயர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரியோ பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன் உள்ள க்ரீமோட தான் இருக்குது இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம் உள் இல்லைனா டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இல்லை எந்த க்ரீம் பிஸ்கெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஸ்வீட்டான பிஸ்கெட் எடுத்துக்கோங்க இதை நான் மிக்சி ஜாரில் போட்டுறேன் இது ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது மாதிரி பா பவுடராக அரைஞ்ச அப்புறம் வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ் பட்டர் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச ஒரே பிஸ்கெட்டை இந்த கேக் டீனில் போட்டுடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இது மாதிரி ஏதாவது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம இதுக்கு மேலே போடுற சீஸ் லேயர் வந்து ரெடி பண்ணணும் அது வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரீம் சீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த செமி ஸ்வீட் சாக்லேட் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து இது மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மெல்ட் பண்ணிவிட்டேன் சூடாக இருக்குது கீழே தண்ணியில் வச்சுருக்கேன் க்ரீம் சீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணியாச்சு இதில் நான் பவுட்ரு பண்ண சுகர் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ பீட் பண்ணியாச்சு இதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் அதை சேர்த்துட்றேன் சாக்லேட் சேர்க்கும்போது பார்த்துக்கோங்க சில்லுன்னு இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது இப்போ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே வச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணணும் விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா அரை கப் சேர்த்துறேன் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இருக்குது இப்போ வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம திக்காகணும் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இப்போ க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு க்ரீம் இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம பீட்டர்லாம் வச்சு பீட் பண்ண வேண்டாம் லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டாவே போதும் இது மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து டென்னில் மாற்றிடலாம் நான் அலுமினியம் பால் வச்சு மேலே கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து க்ரீன் கிளாஸ் இருந்தாலும் அதையும் வந்து போட்டுக்கலாம் இப்போ உள்ளே போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சாக்லேட் லேயர் வந்து ரெடி பண்ண போகிறோம் அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் ஸோ அந்த கேக்குக்கு மேலே வந்து கிரேசிங் மாதிரி ஒரு சாக்லேட் லேயர் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது இதை ஒரு பவுலில் போட்டுறேன் விப்பிங் க்ரீம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து லைட்டாக வார்ம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இந்த சாக்லேட் மேலே வந்து ஊற்றிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சாக்லேட் பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிடுச்சி இப்போ கேக் மேலே ஊற்றிடலாம் நல்லா அந்த சாக்லேட் மேலே போட்டோம்ல அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மேலே இந்த சீஸ் கேக் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்னால் உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும் அப்போ தான் நல்லா செட் ஆகும் நான் வந்து அப்புறம் காட்டுறேன் இது கேக் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா செட்டாக இருக்குது கேக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ எடுத்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இந்த சைட்ஸ்லலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சைட்ஸ்லலாம் கொஞ்சம் வந்து நல்லா இது மாதிரி பண்ணிக்கோங்க பார்க்க அழகாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் ஃபெரேரே ரோச்சர் இந்த சாக்லேட் வச்சிடறேன் சென்டரில் இதுக்கு மேலே இந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸ் வச்சிடலாம் இதுக்கு மேலே இந்த வேஃபல் ரோல் இருக்குல்ல அது வச்சிடறேன் இதுக்கு மேலே ஹாப்பி பர்த்டே அந்த இது வச்சிடலாம் அப்புறம் ஒரு கேண்டில் வச்சிடறேன் மேலே என்ன போட போகிறோம் தவன் இந்த சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு இதை வந்து லைட்டா மேல போட்டு விட்டுக்கலாம் போடுங்க மேல எப்படி போடுங்க போதும் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு ரோகி வா நல்லா இருக்கு